வணக்கம் இப்போ நாம் crude oil one minute chart பார்த்துட்ருக்கோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து நல்லா ரைஸ் ஆகி ஏறிட்டுருக்கு க்ரூட் ஆயில் வந்து four nine eighty five eighty six இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஜூன் செகண்ட் ஆகுது இப்போ மார்க்கெட் டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு செவன் தேர்ட்டி ஃபைவ் மேல் ஆகுது மார்க்கெட்டில் இப்போ நமக்கு பைக்கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபோர் நைன் எயிட்டி சிக்ஸில் பைக்கால் வந்திருக்கு ஃபஸ்ட் டாரட் பார்த்திங்கன்னா ஃபோர் நைன் நைன்ட்டி எயிட் காட்டுது கீழே காட்டுற லைன் பார்த்திங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட்டாரை கால் பார்த்தீங்க அப்படின்னா பை பண்ணலாம் அப்படின்னா கேண்டில் வந்து ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு மூவ் பண்ணும் அதே இப்போ உங்களுக்கு வந்து செல் பண்ணலாம் அப்படின்னா கேண்டில் வந்து ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் வந்து ஓப்பன் ஆகும் அதே மாதிரி இப்போ பையிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரீன் கலர்லேயே தான் எல்லா கேண்டிலும் இருக்கும் அதே செல்லிங் ட்ரெண்ட்னா இப்போ ப்ரீவியஸாக பாருங்கள் எல்லா கேண்டிலுமே வந்து ரெட் கலர்லேயே தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் வரும் ஸோ இப்போ நமக்கு பை ட்ரெண்ட் வந்துட்டு கால்ஸ் என்ன என்ன பாயிண்ட்டில் வாங்கலாம் டார்கெட் என்னென்னு எல்லாருக்கும் ஒரு ஒரு ஒரு ஒரு லைன் பார்த்தீங்க அப்படின்னா நாலு லைன் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும் ஸோ நீங்கள் ஜஸ்ட் இதை தான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் பா அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா செல் கால் வந்துச்சு அது ஈவினிங் சிக்ஸ் ஃபார்ட்டிக்கு வந்தது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபஸ்ட் ஆரட்லாம் பிரேக் அவுட் பண்ணி கீழே இறங்கிட்டு நமக்கு மார்க்கெட் அங்கேருந்து ரெக்கவரி ஆகணுனால நமக்கு அப்படியே அது பைக்காலாக வந்து சேஞ்ச் ஆச்சு ஸோ பைக்கால் சேஞ்ச் ஆகிட்டு நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்போ four nine eighty three eighty two இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு நம்ம எதிர்பார்க்குற டார்கெட் பார்த்தீங்கன்னா four nine ninety eight point forty six so இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் கிட்டக்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் மார்க்கெட் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட்லாம் நல்லா பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் மூவ் பண்ணியிருக்கு so already market break out பண்ண ரேஞ்சு தான் மேக்ஸிமம் இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கும் பட் ஃபைவ் தௌசண்ட் கிட்டக்க மேபி சம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் ஏன்னா ஃபைவ் தௌசண்ட்றது ஒரு ரவுண்டான நம்பர் மாதிரி கண்டிப்பாக சம் ரெசிஸ்டன்ஸும் இருக்கும் மேபி டார்கெட் ஒன் கிட்டக்க போகையில் நம்ம அந்த ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் அந்த மாதிரி கால்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கால்ஸ் வந்து கிடைக்கும் இப்போ மார்க்கெட் நல்லா இறங்கிட்டு ஏறுது அப்படின்னா உங்களுக்கு பையிங் ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு மூவ் பண்ணும் அதே மார்க்கெட் வந்து நல்லா ஏறினது இறங்குது அப்படின்னா ரெட் கலரில் வந்துட்டு செல்லிங் ட்ரெண்ட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்படியே கேண்டில்ஸ்லாம் கீழே வந்து வரும் ஸோ உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஒரு கால் எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னு ஷோ பண்ணலான்னு இந்த வீடியோ வந்து காட்டணும் ஸோ இப்போ நமக்கு கால்ஸ் வந்து கிடச்சிருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் இது டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை ஆன்ட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி ஃபைவ் ஆகுது கால் ஜென்ரேட் ஆகி நமக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆக போகுது நமக்கு ஆக்சுவலி கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டார்கெட் ஒன் கிட்டக்கு வந்துட்டு வந்துட்டு ஒரு ஒரு பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிக்கிட்டே இருக்குது ஃபோர் நைன் நைன்ட்டி எயிட்லேயே வந்து ட்ரேடிங் போகுது நான் சொல்லியிருந்தேன்ல ஃபஸ்ட்டே நமக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட்றது ஒரு ரவுண்டான ரேஞ்ச் மாதிரி அந்த ரேஞ்சில் வந்து ரெஸ்டன்ஸ் வந்து இருக்குன்ட்டு ஸோ இப்போ ஃபைனலாக வந்து ஃபோர் ட்ரிபிள் நைன் வந்துருச்சு ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு செவன் தேர்ட்டி எயிட்டுக்கு வந்து ஜென்ரேட் ஆச்சு செவன் தேர்ட்டி எயிட்டுக்கு ஜென்ரேட் ஆன பைக்கால் பார்த்தீங்கன்னா செவன் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு அச்சீவ் ஆயிருக்கு ஸோ இப்படி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணோம் ஜென்ரேட்டார் கால் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் இது ஆக்சுவலி அப்படியே கண்டினியூஸாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஏறிட்டே தான் இருந்துச்சு அதுக்கப்புறமும் அதுக்கப்புறம் செகண்ட் டாரட்லாம் போச்சு ப்ரீவியஸாக வந்தது செல் கால் ஸோ செல் காலுங்கையில் ரெட் கலரில் தான் ஓப்பன் ஆகிட்டு அப்படியே கேண்டில் எல்லாமே ரெட் கலரில் இருக்கும் ஒன்ஸ் வந்து அது இறங்க ஆரம்பிச்சோன்னா அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட்லாம் பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்துச்சு அங்கேருந்து ரெக்கவரி ஆகும்போது நல்லா அப்பர் சைடில் ஒரு பிரேக் அவுட் ஆச்சு அந்த பிரேக் அவுட்க்கு அப்புறம் ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படி சேஞ்ச் ஆன ட்ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு பைக்காலாக மாறிட்டு மார்க்கெட் வந்து ஏறுச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் கண்டினியூஸாக ஏறிச்சு எயிட் ஓ கிளாக் போலலாம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்லா செகண்ட் டாரட் கிட்டேயே வந்து போய் செகண்ட் டாரட் வரைக்கும் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துச்சு ஸோ இப்படி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிற கால் இப்படி தான் மூவ் பண்ணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா அதாவது இதை உங்களுடைய கம்ப்யூட்டரில் இதை இன்ஸ்டால் பண்ணி அதை பார்த்து நீங்களே ஓனாக ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் நாங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி இதை பார்த்து நீங்களே வந்து ஓனாக ட்ரேட் பண்ணி உங்களாலே வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடியும் டெய்லி இதை ஜஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதில் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும் வர கால்ஸை பார்த்து நீங்கள் ட்ரேடிங் பண்ண போகிறீங்க இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ